நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நஞ்சங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிசு ஆங்கில படத்தோட விமர்சனம் இந்த படத்தை இயக்குனர் ஜல்மரி ஹிலண்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த கதை ஃபின்லாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நடக்குது ரெண்டாம் உலக போர் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஃபின்லாண்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு ஹீரோ அவர் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஆள் ஒரு நாள் அவருக்கு ஒரு தங்க புதையல் கிடைக்குது அந்த புதையல் எடுத்துக்கிட்டு அந்த தங்க கட்டிகள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு தன்னோட குதிரையில போயிட்டு இருக்காரு ஹீரோ அப்போ அவருக்கு எதிர்த்து செய்யல ஹிட்லரோட நாஜி படையை சேர்ந்த ஒரு ட்ரூப் வராங்க அவங்க தங்களோட சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க இப்போ போற வழியில பின்லாண்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களையும் டவுனையும் எரிச்சு நாசம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க போற வழியில பெண்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோவை பார்த்ததும் அவர்கிட்ட தங்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அவரை போட்டு தள்ளிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய தங்க புதையில எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க அவங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஆனா ஹீரோ தனி தான் இருக்காரு அவங்க கிட்ட துப்பாக்கி இருக்கு பீரங்கி இருக்கு நாய் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் ஹீரோ கிட்ட துப்பாக்கி உட்பட எந்த பெரிய ஆயுதங்களுமே இல்லை இப்போது ஹீரோ எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறாரு தங்கிட்ட இருக்க தங்க புதையில எப்படி காப்பாற்றிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கதைக்களம் இரண்டாம் உலக போர் நாஜிப்படை ஒரு ஃபின்னிஷ் கிராமம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவர் இந்த பேக்ட்ராப்பில் ஒரு சர்வேவல் த்ரில்லரை பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது குவெண்டன் டரண்டினோ படங்கள் சில்வஸ்டர் ஸ்டாலன் நடித்த ராம்போ ஜான் விக் இந்த ஸ்டைலில் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படம் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த படத்தோட ஸ்டன்ஸ் அண்ட் மாஸ் படம் முழுக்க கொலை கன்ஷாட் சண்டை ரத்தம்னு போகக்கூடிய இந்த படத்தில் ஒவ்வொரு ஆக்ஷன் பிளாக்குமே பிரமாதமாக இருந்தது படத்தில் ஹீரோ முதன் முதல்ல ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் முதல் அடி அடிக்கிறாரு தன்னோட கத்தி எடுத்து ஒருத்தனோட தலையில சுருகக்கூடிய அந்த சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அன்லிமிட்டட் ஆக்ஷன் தான் அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்தி பீரங்கியும் துப்பாக்கியுமா அவரை சுடுறதுக்கு ரெடியா போது கையில எந்த ஆயுதமும் இல்லாம நிராயுதபாணியா நிற்பாரு அங்கிருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிற அந்த சீன் ஆகட்டும் அதே போல் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கும் ஒரு மைண்ட் ஃபீல்டு ஒன்று இருக்கும் அங்கேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாருங்கிற சீன் ஆகட்டும் அதே போல் அவரை ரெண்டு நாய் துரத்திட்டு வரும் அப்போ அவர் எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறதாகட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சுவாரஸ்யமாக பண்ணியிருந்தாங்க அதே போல் கடைசியில் அந்த ட்ரூப்போட தலைவனை ஹீரோ எப்படி கொள்றாரு அப்படிங்கிற சீன் ஆகட்டும் அந்த பொண்ணுங்க கையில் கண்ணை கொடுக்குற சீனாகட்டும் அந்த பொண்ணுங்க ஃபின்லாண்ட் சோல்ஜர்ஸ் கிட்ட பேசுகிற கடைசி சீன் ஆகட்டும் நிறைய சீன்ஸ் மாசாக இருந்தது அண்ட் ஸ்டன்ஸ் தவிர இந்த படத்தோட cinematography sound design performances direction எல்லாமே தரமாக இருந்தது டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு ஃபில்மாக இருந்தது அண்ட் ஹீரோ அந்த ட்ரூப்பை முதன் முதல்ல சந்திக்கிற சீன் உட்பட பல காட்சிகளில் கேமரா ஒர்க் அட்டகாசமாக இருந்தது இந்த படத்தோட லென்த்தையும் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாம் ஏன்னா இந்த படம் ஒன்றரை மணி நேரத்துக்கும் குறைவான நேரம் தான் உழுது அதனால் இந்த படம் எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக இருக்குது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா இந்த படத்தோட ஆக்ஷன் காட்சிகள் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட ரைட்டிங் பெட்டராக இல்லை இதே அளவுக்கு பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகளை நல்ல ரைட்டிங்கோட நாம ராம்போ மாதிரியான படங்களில் பார்த்துருக்கோம் பெருசாக ரைட்டிங்காக மெனக்கடாம மைண்ட்லெஸ் ஆக்ஷன் அப்படின்னா நம்ம ஜான்விக் மாதிரியான படங்களில் அதை பார்த்துருக்கோம் இந்த படத்தோட லாஜிக் குறைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னா லாஜிக்கா அது எதுக்குங்க நாங்கள் இங்கே ஃபின்லாண்டில் இருக்கோம் லாஜிக்கெல்லாம் அது எங்கிட்டோ நார்வே பக்கம் ஸ்வீடன் பக்கம் ரஷ்யா பக்கம் இருக்குதுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா கிளைமேக்ஸுக்கு முன்னால நாஜிக்கல் போகிற வண்டியில் முன்னாலையும் பின்னாலையும் ஏறி வரிசையாக நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருப்பார் ஹீரோ அதாவது மூணு வண்டி போகும் அதில் நடுவில் இருக்கிற வண்டியில் ஹீரோ ஏறுவார் இவருக்கு முன்னால் போகிற வண்டியிலையும் நாஜிகள் இருப்பாங்க பின்னால் போகிற வண்டியிலையும் நாஜிகள் இருப்பாங்க ஆனால் யாரு கண்ணிலையுமே படாமல் இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு இன்விசிபிள் மேன் மாதிரி எல்லாரையும் வரிசையாக போட்டு தள்ளிட்டு இருப்பாரு யாருமே இவரை பார்க்கவே மாட்டாங்க அதே போல் இன்னொரு சீனில் அவரை ஒரு இருபது பேர் சரமாரியாக சுட்டுட்டு இருக்காங்க ஹீரோ ஓடிட்டு இருக்காரு கையில் ஒரு ஷீல்டு ஒரு கேடைய மாதிரி ஒன்று வச்சு தடுத்துட்டு இருக்காரு ஆனால் அத்தனை பேர் சுடுறாங்களே அவர் காலில் கூடவா ஒரு குண்டும் படாது அந்த ஒரு சீன் மட்டும் இல்லை படம் முழுக்க எத்தனை சீனில் எத்தனை பேர் அவரை எப்படி சுட்டாலும் அவர் மேல தோட்டாக்கள் பட்டாலுமே அவருக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது கண்ணி வெடிகளில் சிக்காம ஓடுறது கண்ணி விடிய கையில் எடுத்து தூக்கி போடுறது இதெல்லாம் கூட அவர் ஒரு விண்டர் வார் சோல்ஜர் அப்படிங்கிற லாஜிக்கை வச்சு கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஆனா வண்டிகளுக்கு நடுவில் பூந்து ஓடுறாரு உள்ள அப்படியே சரசரன் ஏறுறாரு இது எதுவுமே அந்த நாஜி ட்ரூப்ல இருக்கிற எவன் கண்ணுக்குமே தெரியவே மாட்டேங்குது அதெல்லாம் கூட பரவாயில்ல இன்னொரு சீன்ல ஹீரோ ரொம்ப நேரம் தூக்குல தொங்க விட்டும் கூட அவருக்கு ஒண்ணுமே ஆகலை அவர் எவ்வளோ பெரிய போர் வீரனாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ பெரிய பிஸ்தா வேணா இருக்கட்டும் அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியே இல்லை அப்படி ஒரு சீனை நம்ம ஊர் சினிமாவில் தல தளபதியோ இல்லை சூப்பர் ஸ்டாரோ நடிச்சிருந்தா கூட கலாய்ச்சிருப்பாங்க இல்லைனா சிரிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் படம் அப்படிங்கிறதால ஒண்ணுமே சொல்லாம அதை மாஸ்னு ஏத்துக்க முடியுமா என்ன இன்னொரு சீன்ல என்னடான்னா ரெண்டு பேர் துப்பாக்கியோட பைக்ல ஹீரோ நோக்கி வர்றாங்க ஹீரோ கிட்ட வந்துடுறாங்க ஹீரோ கையில எந்த துப்பாக்கியும் இல்லை எந்த ஆயுதமும் இல்லை ஆனால் ஹீரோ பார்த்ததுமே அந்த பைக் அப்படியே விட்டுட்டு துப்பாக்கியெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க இப்படி ஒரு பில்டப் சீனு கிளைமேக்ஸ்லாம் ஒரு இத்து போன கோடாரியை வச்சுக்கிட்டு ஹீரோ பிளேனில் தொங்கிக்கிட்டே போகிறாரு அந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் பாலையா படம் பார்க்குற ரேஞ்சில் தான் இருந்தது இம்மோர்டல் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் இல்லை ரொம்ப ஓவராக தான் போயிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலெல்லாம் இந்த படத்தோட ஹீரோ பண்ணக்கூடிய சாகசங்கள் எல்லாம் சூப்பர் ஹீரோக்கள் கூட பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது ஃப்ளைட்டோட ஆயிரம் அடி தூரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் கூட அவருக்கு ஒன்றுமே ஆகலை இத்தனைக்கும் ஒரு புதவழிக்குள்ளே விழுகிறாரு கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் ஹீரோ அந்த கோடாரியை விட்டபாடு இல்லை அவருக்கு என்ன ஆனாலும் சரி எங்கேருந்து விழுந்தாலும் சரி எத்தனை பேர் துரத்தினாலும் சரி அந்த கோடாரி எப்பவும் அவர் கையிலே தான் இருக்கு சரி அந்த கோடாரியாச்சும் ஃப்ளைட்டில் போகும்போது கையிலே வச்சிருந்தாரு அவர் கூடவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் கிளைமேக்ஸில் அந்த நாய் எங்கிருந்து வச்சுன்னு தெரில ஏன்னா இவராச்சும் ஃப்ளைட்ல வந்தாரு அந்த நாய் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல மொத்தத்துல இந்த சிசு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா லாஜிக்கெல்லாம் எதிர்பார்த்து ஒரு நல்ல ரைட்டிங் இருக்கக்கூடிய தரமான ஆக்ஷன் படமா நினைச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பல காட்சிகள் நம்பவே முடியாதபடி இருக்கும் பல காட்சிகளை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு அப்படி தான் இருந்தது ஆனால் எனக்கு லாஜிக்லாம் தேவையில்லை ஜான் விக் டைப்பில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமாக இருந்தால் போதும் ரத்தம் தெறிக்க தெறிக்க தோட்டாக்கள் பறக்க பறக்க ஒரு ஆக்ஷன் படம் வேணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறையவே என்ஜாய் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களோட சாய்ஸ் தான் இந்த திரைப்படம் இப்போது சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் நான் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி